அனைவருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி செவன் இப்போ டைம் வந்து ஒரு nine fifty AM market open ஆகிட்டு ஒரு கேப் அப் ஓப்பனிங் பட் ஆனால் டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு ஃபார்ட்டி டூ செவன் சிக்ஸ்டி ரேஞ்சில் ப்ரீயஸ் டே க்ளோசிங் அப்போ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனபடி க்ளோசிங் கொடுத்துருக்கு நமக்கு இது வந்து ஒரு அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பை கால் ஜென்ரேட் ஆகும் ஏன்னா ஆப்போசிட் கால்ஸ் தான் வரும் ஸோ நமக்கு இப்போ பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு நம்ம கால் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன கால் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் ஏன்னா நமக்கு இருக்கிறது ரெண்டே ட்ரெண்டு தான் ஒன்று பை ட்ரெண்ட் இன்னொன்று வந்து செல் ட்ரெண்ட் ஓகேங்களா ஸோ பை பண்ண போகிறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் செல் பண்ண போகிறீங்கன்னா ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மொமெண்டமில் மட்டும்தான் நல்ல ஒரு ஸ்பீட் வாலட்டைல் எல்லாமே இருக்கும் அப்படி நமக்கு ஜென்ரேட் ஆன ஒரு பை கால் அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்டில் நைன் சிக்ஸ்டீன் ஏஎம்க்கு நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன பை கால் பார்த்திங்கன்னா ninety percentage of target reach out ஆயிருக்கு உங்களுக்கு பிளைண்டாக சொன்னால் புரியாது ஸோ டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா இது என்ன கால்னா பை கால் ஜென்ரேட் ஆச்சு buy at forty two seven forty ஒன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கால் ஜென்ரேட் ஆயிருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க red colour line stop loss line first target பார்த்தீங்கன்னா forty two eight forty eight அதாவது ஒன் நாட் செவன் பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு இப்போயே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு வித்தின் ஒரு ஒன் மினிட்குள்ளே ஓகேங்களா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது நைன் ஃபிஃப்டீன் நைன் சிக்ஸ்டீனில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஹண்ட்ரட் பாயிண்ட் மூமெண்ட் நைன் செவன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ பண்ணி first hour range break out வந்து பண்ணுது ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு ஜெனரேட் ஆன ஒரு பை கால் பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் காலே ஜெனரேட் ஆகி டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு உங்களுக்கு அந்த சார்ட்டு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.